ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பிங் வந்து வந்திருக்கோம் பொங்கல் ஷாப்பிங்காக லிட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்கோம் லிட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தான் சூப்பராக போட்டுருக்காங்க அப்புறம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பானை அப்புறம் வந்து எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து வந்து கவு எடுத்து வந்து வச்சுருப்பாங்க அது வந்து கிட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க ஸோ அதுதான் வந்து டவுனாக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து போடுவாங்க இப்போ வந்து லைட்டிங் இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன் லைட்டிங் போட்ட அப்புறம் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க ஷாப்பிங்க்கு போகலாம் லைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தேக்கா மால் ஸ்டார்டிங்லேருந்து லிட்டில் இந்தியா ரோடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த லைட்டிங் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த வாட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த தீமில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்பல் லேன் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து போக போகிறோம் இதில் தான் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஜோதி புஷ்ப கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி மஞ்சள் எல்லாமே வச்சுருக்காங்க கரும்பு அப்புறம் வீட்டுக்கு போடுற அந்த ஹேங்கிங்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கூட அழகாக வச்சுருக்காங்க கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக கூட வாங்கிக்கலாம் ஏன்னா முழுசாக நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஹேங்கிங்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் என்னது சுகர் கேன்லாம் வச்சுருக்காங்க পারো কি இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானைலாம் வந்து வச்சுருக்காங்க குட்டி சைஸ் பானையிலேருந்து அழகாக ஒரு மீடியம் சைஸ் பானை வரைக்கும் வச்சுருக்காங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் டாலர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்குள்ளே வந்து ஒரு பானை வந்து வருது ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் போகலாம் போகலாம் அது இங்கே பாருங்க முழு கரும்பு வச்சுருக்காங்க நம்ம கேட்டோன்னா வந்து அவங்களே வந்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் வந்து இருக்குது இதில் வந்து மியூசியம் இருக்குது நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி வந்து மியூசியம் வந்து இருக்குங்க இப்போ வந்து இதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் மற்ற டைமில் வந்து நம்ம போகணுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பொங்கல் எதுக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி வந்து கீழே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போன போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வந்திருந்தாங்க எல்லாருமே இதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எதுக்கு போகி வந்து கொண்டாடுறோம் பொங்கல் எதுக்கு மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் இது மாதிரி வந்து அழகாக வந்து டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற கல்ச்சர் பீப்புளும் வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஸ்வீட் பொங்கல் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க என்னென்ன போடுவாங்கன்னா இல்லை ம் இங்கே பாரு மாட்டு பொங்கல் மாடு வச்சிருக்காங்க மாட்டு பொங்கல் மாடு வந்து இது பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க மாடுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க இங்கே வந்து மாட்டுப்பொங்கல் வந்து எதுக்கு நம்ம வந்து செய்கிறோம்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பானெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து லைவாக நம்மளுக்கு செஞ்சு காட்டுறாங்க குட்டி குட்டி மினியேச்சர் பானெல்லாம் வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து வந்து கூட்டு வந்திருப்பாங்க இதுவும் வந்து எல்லாருமே கிட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க இங்கே இது தவிர கோட் கூட வந்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இந்த கவு மில்க் அப்புறம் வந்து தயிர் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் வேணும்னா தவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணார் ஜாலியாக குட்டீரா இங்கே இதெல்லாம் இருக்கு எந்த கவு உனக்கு பிடிச்சிருக்கு இங்கே பாத்தல நிறைய கவு பாத்தல எது பிடிச்சிருக்கு உனக்கு எது ஒயிட்டா பிளாக்ல பிளாக் கலரா ஒயிட்டா கோட்டு கோட் பிடிச்சிருக்கா கவு பிடிச்சிருக்கா ரெண்டுமே பிடிச்சிருக்கா ம் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து சிலைகள் அந்த சாமி சிலைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து சுற்றி பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பானை வந்து வாங்க போனேன் பானை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய பானை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலர் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒயிட் புதுசாக வாங்குற பானை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே வந்து எனக்கு சொன்னார் ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி அது வந்து வச்சிடணுமா அப்புறம் பொங்கல் செய்கிற அன்னைக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து எனக்கு சொன்னார் அதை தான் வந்து நான் இந்த வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த ஹேங்கிங்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி மஞ்சள் அதெல்லாம் வந்து வாங்கணும் இந்த கடையில் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதெல்லாம் வாங்கியாச்சு அடுத்தது வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் குழம்பு வந்து நான் வைப்பேன் எல்லா காயுமே வந்து நான் போட்டு வைப்பேன் அன்றைக்கி அதுக்காக வந்து எல்லா காயிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் எடுத்துக்கிட்டேன் காயெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஊர் காய்ங்க வந்து இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐ மாதம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காயிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இங்கேயே வந்து நம்ம வந்து வாழை இலை அப்புறம் வந்து கரும்பு எல்லாமே நான் இந்த கடையில் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இங்கே பாருங்கள் பொங்கல் கிட் வந்து வச்சுருக்காங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து எல்லாமே உள்ளே வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பேக் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் இப்போ நம்ம பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் செம்ம கூட்டம் அன்றைக்கி ஏன்னா நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம் ஈவினிங் வந்தால் தான் நம்ம வந்து அந்த லைட்டிங்கும் வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்தோம் கிழக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நம்மளுக்கு கரும்பு மஞ்சள் இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நிறைய ஷாப்பில் வந்து வச்சுருந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செவன் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் லைட்ஸ்லாம் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து லைட்லாம் காட்டுறேன் இன்னும் இருட்ட ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அழகாக இருந்துச்சு பார்க்கவே கைப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஸ் எடுத்துட்டோம் டபுள் டெக் பஸ்ஸில் வந்து மேலே உட்காந்து உங்களுக்கு லைட்லாம் வந்து நான் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருட்டுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க ஸோ எங்களோட பொங்கல் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்